வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஓம் குருவே நமக என்று நாம் பார்க்க போவது உண்டு ரிஷபராசிக்கான அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள் சரிங்களா அதாவது இப்போ என்னென்னா எல்லாருமே வந்து மார ராசி பலன்கள் சொல்கிறாங்க பொருண்டுமா பொருண்டாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகப்படி சரிங்களா நம்ம இப்போ எடுத்தோன்னே ரிசப ராசிக்காரங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அது ஏதோ தானம் சொல்கிற மாதிரி இருக்கும் அது சரியாகவும் வராது ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு நடக்கலாம் நடக்காமலேயும் போகலாம் அதை நீங்கள் வந்து ஓரளவாவது உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த அறிவு இருந்தால் தான் நீங்கள் அதை அப்ளை பண்ணி பார்க்க முடியும் நீங்கள் பாட்டுக்கு ராசி பலன் கேட்டால் எனக்கு அப்படி சொல்லிட்டாங்க நடக்கலை அப்புறம் எல்லாமே பொய் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது சரிங்களா இப்போ நாம் எப்படி நம்ம சொல்ல போகிறோம் ரிஷப ராசிக்காரங்க ரிஷப ராசியாக ரிஷப லக்கணம் சரிங்க இல்லையா ஒருத்தருக்கு வந்துட்டு சில பேருக்குலாம் ராகு தசை நடக்கும் ஆனால் கோஜ ராகு தசை நடந்துகிட்ருக்கும் அவங்க ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்காது சரிங்களா அவங்க ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருக்காது இல்லை நல்ல நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காது அப்படின்னா அந்த ராகு இன்றைக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு சாதகமாக இருக்கா இந்த மாதத்துக்கு சாதகமாக இருக்கா சந்திர தசை நடக்குது சுக்கர தசை நடக்குது இந்த மாதத்திற்கு இந்த சுக்கர தசை உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிற உங்கள் ராசி ரீதியாக இல்லை லக்கண ரீதியாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ முதல்ல எப்படின்னா ரா இப்போ ரிஷபராசி ரிஷபராசி இப்போ யாருக்கெல்லாம் ராகு டசர் ராகு புத்தி நடக்குதோ உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு இந்த பலன்கள் அதீதமாக நடப்பதை அவர்கள் உணரலாம் இந்த கால இந்த அக்டோபர் மாதத்தில் முக்கியமாக இவங்கெல்லாம் வந்து அதீதமான சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து ஈடுபடலாம் ஒரு புதுசாக ஒரு திட்டம் தீட்டுவாங்க அதை செயல்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கிட்டே இருப்பேங்க முக்கியமாக அதுவும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வந்து முக்கியமாக வந்து இந்த சுக்கர தசை சுக்கர புக்தி நடக்குதோ வீடு மனை சரிங்களா பூர்வீக சொத்து இதனால் ஒரு ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆதாயங்கிறதுனா வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அதில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுத்துவீங்க ஏதாவது ஒரு ரெனியூ பண்ணுவீங்க அது உங்களுக்கு கொஞ்சம் இவ்வளோ நாள் வராத சொத்து உங்களுக்கு பூர்வீக சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஆனால் குழந்தைங்களால் யாருக்கெல்லாம் குழந்தை சுக்கர தசை சுக்கர புக்தி நடப்பவர்களுக்கு குழந்தைங்களால் இப்போ ஆதாயம் கம்மி குறைவு இந்த மாதம் சரிங்களா அவங்களால ஒரு செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்புறம் அதே ரிஷபராசிக்காரர்களுக்கு லக்கணக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் சூரிய தசையார் சூரிய புத்தி நடக்கிறோ அவங்களுக்கு வந்து ஒரு அரசு ரீதியான ஒரு கடன் அவங்களுக்கு தேவைப்பட்டால் அப்ளை பண்ணால் இந்த தடவை அப்ளை பண்ணலாம் பேங்க்கில் அப்ளை பண்ணலாம் தாராளமாக அவங்களுக்கு கிடைக்கும் வேலை அரசு சம்மந்தப்பட்ட வேலை அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது முதல்ல உங்கள் ஜாதகத்தில் அந்த இது இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ண முடியும் சரிங்களா மற்றபடி இல்லாமல் ஒன்றுமே ட்ரை பண்ணுறது கிடைக்காது பொதுவாக நீங்கள் உங்கள் அதுவும் இல்லாமல் அடுத்தது வந்து கேது டசை கேது புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ இப்போ வந்துட்டு வாடிக்கையாளர்கள் வந்துட்டு சில பேர் வந்து உங்களுக்கு பணம் தரணும் தரணும் இல்லை மற்றவங்ககிட்ட கிடைக்கக்கூடிய பணம்ங்கிறது இந்த காலகட்டங்களில் எளிதில் கிடைக்காது கொஞ்சம் இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு அது கொஞ்சம் தள்ளி போகும் சரிங்களா முக்கியமாக கேது டசை அது கேது புத்தி நடப்பவர்கள் அப்புறம் புதன் தசை புதன் பக்தி நடப்பவர்களுக்கு தாராளமாக வேலைக்கு புதுசாக அப்ளை பண்ணணும் எனக்கு லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்புறம் ஒரு மருத்துவ செலவு இல்லை இந்த மாதம் வந்துச்சுன்னா உடனே செஞ்சுக்கிறது நல்லது அது உங்களுக்கு பூர்த்தியாகும் மருத்துவ செலவுங்கிறது வந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்துறது அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது நார்மலாக போனோம்பா செலவு பண்ணேன் அவ்வளோதான் அப்படி தான் இருக்கும் நீங்கள் லோன் வேணால் தாராளமாக இந்த தடவை அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு கிடைக்கும் யாருக்கு எல்லாமே புரன் புதன் புக்தி நடக்குதோ குரு தசை குரு புத்தி நடப்பவர்களுக்கு ரொம்ப கடினமான காலகட்டமாக இருக்குங்க பணம் பற்றாக்குறை இருக்கும் சரிங்களா ரிஷப ராசி ரிஷப லக்கணக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் குரு தசை குரு புக்தி இருக்கோ சிறு கெட்ட பேரும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும் தேவையில்லாத மன கஷ்டம் தேவையில்லாத சங்கடத்தில் இருப்பீங்க எல்லாமே ஒரு நவம்பர் வரைக்கும் தான் அதுக்கு மேலே அது மா குறைவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அடுத்தது யாருக்கெல்லாம் சனி தசை சனி புத்தி நடக்குதோ தொழில் ரீதியான மாற்றங்கள் அதாவது ஃபாரின் ட்ராவலு இல்லை ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறேன் ஒரு சேல்ஸ் மாதிரி ஆகிடுங்க ஒரு தொழில் ரீதியான ஒரு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி முக்கியமாக அக்டோபர் மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணிங்கன்னா தாராளமாக டைம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஏன்னா ஒரு பிளான் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அதை செய்யாமல் இருப்பீங்க ஆனால் செஞ்சுருந்தா அது உங்களுக்கு சாதகமாகவே இந்த காலகட்டங்கள் அதாவது கொஞ்சமாக நெகட்டிவில் போகும் உங்களுக்கு லாஸில் முடியும் அப்படின்னு இல்லாமல் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு கொஞ்சமாக லாபம் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதமாவது இந்த மாதம் இருக்கும் இது எல்லாமே டெசா புத்தி அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்கணம் என்ன ராசின்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு இப்போ என்ன டசை என்ன புத்தி நடந்துகிட்டு இருக்கு அப்படி தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் இந்த பலன் புரிந்து கொள்ள முடியும் சரிங்களா இப்படி இது இப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு பலன் சரியாக வரும் ஓரளவாக சரியாக வரும் நான் முழுமையாக சரியாக வரும் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை ஓரளவாக ஒரு ஐம்பது சதவீதம் மாதிரி சரியாக வரும் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் நன்றி ஓம் சிவ ஓம்